என் அன்பு தேவனுடைய ஜனமே வசனத்தை பிள்ளை புரிஞ்சு படிக்குதோ புரியாம படிக்குதோ படிக்க பவுல் தீபத்தைக்கு சொல்றார் சிறு வயசிலிருந்தே நீ வசனத்தை நீ அறிந்தவர் எப்படி சிறு வயசிலிருந்து இயேசு கிறிஸ்துவ யூத பாரம்பரியத்தின்படி அவருடைய தாயாகிய மரியாலும் அவள் கணவன் யோசேப்பும் நான் சொல்றேங்க நல்லா வளர்த்தினாங்க நியாயப்பிரமாணத்தினுடைய இயேசுவை ஏதாவது பேசுங்க மண்டையாவது ஆட்டுங்களேன் பன்னெண்டு வயசு நிரம்பினவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும் போது வேத பாடல்கள்கிட்ட கேள்வி கேட்கிறார் அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க எத்தனை வயசுல பன்னெண்டு வயசு நம்ம வயசு நம்ம இந்த பன்னெண்டு வயசுல இதெல்லாம் கேளுங்க அப்படிங்க இன்னும் ஊழியக்காரனை பார்த்தா சோத்திரம் சொல்லலாம்னு தெரியாது தெரியுமா உங்களுக்கு ஹலோ வெக்கமாக தான் இருக்கும் வெக்கப்படுங்க நல்லது நம்ம பிள்ளைகளுக்கு இன்னும் மரியாதையாவே என்ன செய்ய தெரியல உங்களையே மரியாதையாக கூப்பிட வைக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல நீ நானு வா போ ஊ அப்படின்னு இருக்குது மூச்சு போகிற கட்டுகளையும் பாருங்க பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய கடமை உங்க மேல இருக்கு பிள்ளைகளை நல்வழியில் நடத்தக்கூடிய அந்த அந்த பெரிய பொறுப்பை கத்து உங்க மேல வச்சிருக்கிறார் நான் அடிக்கடி இயேசுடைய இந்த உலக பிரகாரமாய் ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்த தகப்பன் தாய்க்காக நான் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்றேன் பன்னெண்டு வயசுல இயேசு வேத வசனங்கள்ல கற்று தேர்ந்திருந்தார் நம்ம மாடுகளுக்கு கேட்டு பாருங்களேன் இவங்க அப்பனா அம்மானு சொல்ற ஒரு இலக்கணம் இருக்கு அதை கேட்டீங்கன்னா அப்படியே எரியாத இடமெல்லாம் எரியுங்க இவங்க சொல்ற இலக்கணத்தை கேட்டாங்க எல்லா அகராதையும் பேசுது கெட்ட வார்த்தை எல்லாம் கற்றுக் கொடுக்காதே படிச்சுட்டு வருது பொய் சொல்றதுக்கு சொல்லியே தர நூதனமா போய் உங்ககிட்ட பேசுறது உங்களுக்கு அது தெரியுது வசனத்தை மட்டும் படிக்க மாட்டேங்கிறாங்க படிச்சா மனசுல வரதில்லையா இங்க வந்து நின்ன மறந்துருதான் இதெல்லாம் என்ன கதை உருவாக்குங்க உருவாக்குங்கன்னு சொல்லுங்க வைராக்கி நமக்குள்ள வரணும் கத்தர் எனக்கு பிள்ளையை கொடுத்தார் என்னை நம்பினான் உள்ள ஒரு சந்ததியாய் நான் உருவாக்குவேன்னு கத்தர் நம்பி எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தார் ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார் மூன்று பிள்ளைகளை கொடுத்தார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் கொடுத்தாரு அத்தனை பிள்ளைகளுக்காக ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரை துதிங்க ஆண்டருக்குள்ள வைராக்கியம் கொள்ளுங்க ஆண்டரு எனக்கு நீங்க தந்த ரெண்டையும் எனக்கு நீங்க தந்த ஒன்றை எனக்கு நீங்க தந்த மூன்றை எனக்கு தந்த நாலையும் எனக்கு தந்த அஞ்சையும் நான் உங்களுக்காக என்ன செய்வேன் பன்னெண்டு வயசுல எருசலேம் தேவாலயத்தில் உட்கார்ந்து இயேசு கேட்கிற கேள்விக்கு ஒருத்தராலையும் பதில் சொல்ல இங்க பாருங்க உடனே நீங்க அவர் இறைவன் இறை மகன் அதெல்லாம் பேசுங்க எங்களுக்கு தெரியும் மனிதனாகத்தான் இயேசு வந்தார் இறைவனாக வரல எதுக்கு ராமன் சொல்றீங்க மனிதனாக தான் பிறந்தார் மனிதனாக தான் பிறந்தார் நல்லா நீங்க கவனிச்சுக்கணும் நமக்கு இருக்கிற எல்லா எல்லா உணர்வும் எல்லா கஷ்டமும் எல்லா வேதனையும் எல்லா பாடும் எல்லாம் அவருக்கு இருந்துச்சு பைபிள் சொல்றீங்க நம்மை போல் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் நம்மை போல நம்மை போல இயேசு சிலுவை சுமக்க முடியாம அவர் தவித்தது உண்மை அவர் போராடினது உண்மை அவருக்கு தாகம் இருந்துச்சு உண்மை அவர் பசியில கஷ்டப்பட்டார் உண்மை சகிக்க முடியாத வேதனையில தேவரே என்னை கைவிட்டு இருந்து கவர்னார் அது உண்மை உடனே நீங்க ஒரு லாஜிக் பேசுறது அவர் ஏசு அவர் இறைவன் ஹலோ நீங்க புரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு வயசு குழந்தையா இயேசு அந்த தகப்பண்டா எப்படி உருவாக்கி இருந்தாங்க பாத்தீங்களா சொல்லிடுமா யூத குடும்பத்துல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெற்றோர் அப்படித்தான் வளர்த்துவாங்க அந்த எல்லா குழந்தைகளுக்குள்ள இந்த குழந்தை எப்படி இருக்குதுங்க சூப்பர் எல்லா குழந்தைகளோட கம்பேர் பண்ணா இந்த குழந்தை பெரியவங்களை என்ன செய்ய வைக்குது நான் என்ன கேட்கிறேன் உங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வேதவாரங்கள கேட்கிற அளவுக்கு வேண்டாம் <laughs> நான் ரொம்ப அவ்வளவெல்லாம் ஆசைப்படலையா இல்லை வரிவாரா அவ்வளவெல்லாம் ஆசையும் வரல ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வாரத்துக்கு ஒன்று படிச்சா போகுது நாலு பேரை பார்த்தா மரியாதையே பேசணும் பேசல அடிக்கா ஹலோ இப்ப பவுல் அதை சொல்றார் சிறு வயசிலிருந்து நீ அறிந்தவன் பதினாறாம் வசனம் படிங்க இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்தாவிகளால ஏன் அருளப்பட்டுச்சுங்கிறதுக்கு ரெண்டு பெரிய ரீசன் சொல்றாரு பாருங்க ஒண்ணு எந்த நற்கிரியும் செய்ய நீ வந்து தகுதி உள்ளவனா இருக்கும் இன்னொன்னு தேறினவனா இருக்கணும் பாத்துக்க நற்கிரிகளை செய்வதற்கு தகுதி தேர்தல் நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் அந்த வசனம் சொல்ற விஷயத்தை பதினாறு மணிக்கு வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு தேவனுடைய மனுஷன் நல்லா கேட்டுங்க தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும் பாத்துக்கங்க எந்தெந்த விஷயத்துல நம்மள வந்து இந்த உலகம் நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்கள் சுவாபங்களை நம்ம கிட்ட எதிர்பார்க்குதோ நம்ம பிள்ளைகிட்ட எதிர்பார்க்குதோ அந்த விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க த பெஸ்ட் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் எதனத்துக்கு புரியுது நாமும் நம்ம பிள்ளைகள் இருக்கணும் த பெஸ்ட் அந்த அந்த பிள்ளை பாரு கலரா இருக்குது கலரா இருந்தா எதுக்காகும் அந்த பிள்ளைக்கு முடி பாரு அடர்த்தியா இருக்குது எதுக்காகும் நம்ம பாக்குறதெல்லாம் கலரா இருக்குதா ஏடா அதையெல்லாம் உங்க சிந்தனையே கொண்டு வரக்கூடாது வசனம் என்ன சொல்லுதுன்னா நீ தேறினவனா இருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த உலகத்துல நல்ல பண்புகள் பழக்க வழக்கங்கள் சுவாபங்கள் இந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் பார்க்கும்போது உங்ககிட்ட அது இருக்கணும் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்குதா நல்ல பையன் கீழ்ப்படுதல் உள்ள பையன் மதிக்கிற பையன் அன்புள்ள பையன் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கிற பையன் உள்ள இந்த சாட்சி தான் அதுதான் அதுதான் தேர்ச்சி நம்மள தேர்றவங்களா தேறினவங்களோ நம்ம எல்லாத்தையுமே மாத்துற அதிகாரம் எதுக்கு இருக்கு தெரியுமா ஆண்டை வார்த்தைக்கு தான் இருக்கு பிராமன் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டு ரட்சிப்பை பெற்றதுக்கு அப்புறம் தான் என் கூட பிறந்தவங்க அண்ணா அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சேன் அதுக்கு முன்னாடி நான் கூப்பிடவே இல்லை கூட பிறந்தவங்களுக்கு உரிய கனத்தை கொடுக்கணும் அவங்கள நான் மதிக்கணும் அதுதான் என்னுடைய ரட்சிப்புக்கு அடையாளம் அப்படின்னு எனக்கு உணர்த்தினதே வேதம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்ததே தேவனுடைய வார்த்தை நான் சொல்றது உங்களுக்கு விளங்கணும் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் இதை செய்யலாம் செய்யக்கூடாது நமக்கு படிப்பிக்கிறது பயன்படும் அலையூயா அப்போ இப்படிப்பட்ட வேதத்தை உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க கொண்டு வரல நற்கிரியை செய்வதற்கு நம்மளை தகுதி உள்ளவங்களை மாத்திரதே வேதம் தான் நற்கிரியை இதெல்லாம் நல்ல செய்யலாம் அந்த செயலை செய்வதற்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறது எதுங்க பயன்படுத்தி